சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லிக்கும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு நம்ம நிறைய டைம் நம்ம வீடியோ போடுறப்பெல்லாம் டிஸ்கிரிப்ஷனாக எழுதிட்டே இருப்போம் லாங்காகவும் இருக்கும் அது பண்ணாமல் நம்ம ஒரு டைம் மட்டும் இது பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஜாலியாக அப்லோட் பண்ணிட்டு போகலாம் அந்தது எப்படி இருந்தால் இன்றைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம விக்னேஷ் டே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் போய் ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் பண்ணிக்கோங்க அடுத்தோடனே உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கனக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அங்கனக்குள்ளே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோட் டிஃபால்ட் இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட்டில்லாம் வந்துடும் டைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனோ ஸோ அதை நீங்கள் வந்து இதை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்தனால அது சேவாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் இதே இதை கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தான் எழுதியிருக்கேன் பார்த்தாலே தெரியும் சப்ஸ்கிரைப் லிங்க்கும் இது மட்டும்தான் எழுதியிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து கீழே சேவ் இருக்கும் ஸோ அந்த சேவை கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அது வாட்டில் ஓடும் ஸோ செட்டிங் சேவ்டன் வரும் ஸோ இதுக்கடுத்து நம்ம நம்மளுக்கு எப்படி அப்லோட் வீடியோ கொடுத்துக்கலாம் நான் போய் அப்லோட் வீடியோ கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான வீடியோவில் போடுற ஒரு வீடியோவோட எம்பிஎல் கம்மியாக எப்படி குறைக்கிறதுன்னு ஸோ செலக்ட் ஃபைல் கொடுத்து ஃபைல்ஸ் போய்க்கோங்க ஸோ அதில் நம்மளோடது கொடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து போய் சாம்பிளாக ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ அது அப்லோட் ஆகி முடித்தோன்னே அதுவே காமிச்சிடும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்மளோட இதெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம வாட்டில் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிற தேவையில்ல நம்ம வாட்டில் சிம்பிளாக ஒரு டைம் அடிச்சிட்டா போதும் நம்ம வாட்டில் நம்ம போடுற நேரம் பூரா இது இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி கேட்குறீங்களா இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்கோங்க கொண்டு வந்துட்டு இதை கீழே இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கீழே வந்துடும் இது கிலோ கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு நம்ம மேலே போய் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விக்னேஷ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைகளும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் friends tata bye bye see you